வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உண்டு கும்பராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதில் ராகு மிருனராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிக காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ராகு மிருந்தத்திலிருந்து ரிஷப ராசிக்கும் கேது தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் தரும் அதனால தான் நம்ம எந்த ஏதாவது முக்கியமாக எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வீடியோ போட்டுடுறோம் அப்படின்னு நம்ம அனுபவத்திலையும் அதை தான் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன்கள் எதன் வழியாகவும் தண்டுடுது ஆனால் இந்த பொது பலன்கள் நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பொருணும் நான் பொருண்டவே பொருண்டாரு அப்படின்னு சொல்ல ஒரு மேலோட்டமான பலன்கள் அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து இப்போ வந்து ராசியின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் இந்த கும்பராசியில் ஒரு கோடி பேர் இல்லை இரண்டு கோடி பேர்லாம் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் கீழ்நிலையில் இருப்பாங்க மேல்நிலையில் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனா அது அந்த ராகுகேது பயிற்சி அவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தை பொறுத்து மாற்றி மாற்றி தான் அந்த பலன்கள் தரும் சரிங்களா இப்போ இப்போ ராகு இப்போ நான்காம் பாவத்தில் ராகு இருக்கிறோம் பத்தாம் பாவத்தில் கேரு இருக்கிறோம் என்ன மாதிரியான பலன்னு பார்ப்போம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் யாராவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் விருச்சகத்தில் யாராவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் இப்போ அதில் இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ஜாதக ரீதியான பலன் நிச்சயமாக தருங்க அது ஒரு பாயிண்ட் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் உண்டு உங்கள் ரிஷபத்தில் ராகு இருக்குது எனக்கு விருச்சகத்தில் எனக்கு பிறக்கும் போதே கேது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பலன் தருங்க அதில் மாற்று கருத்து இல்லை நான் மூன்றாவது பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ ராகு தசை நடக்குது ராகு புட்டி நடக்குது கேரு தசை நடக்குது கேது புட்டி நடக்குது அப்படின்னா உங்களுக்கும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அதாவது நான்காம் பாவம் பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் இல்லைன்னா உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் பாவமாக வருது அதன் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக பலன் தருங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கோச்சார பலன் எப்படி பார்ப்பதுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது அதன் போய் அதை போய் பாருங்கள் உங்கள் நீங்களே பலன் எடுக்கலாம் இது முடிஞ்ச அளவுக்கு அதாவது நிறைய பத்திரிக்கையிலையும் நிறைய வீடியோலையும் பார்த்துட்டேன் எல்லாமே நல்லா இருக்குது மோசமாக இருக்குது இந்த இடத்துல ரெண்டா இப்போ நான் எல்லா வருஷமும் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அப்படி நடக்கிறதே கிடையாது நான் சொன்னாலும் உங்களுக்கு நடக்காது உங்கள் ஜனன ஜாதகம் எது சொல்கிறாரோ அதுவே நடக்கும் அதன் நிதியாக இந்த கோச்சார ராகுக்கு எது பயிற்சியை பொருத்தி பாருங்கள் கண்டிப்பாக பொருட்டி வரும் இப்போ வந்து கும்பராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கார் முதல்ல நான்காம் பாவம்னா என்னென்னு பார்க்குங்க சரிங்களா நான்காம் பாவம் என்பது வீட்டை குறிக்கும் வாகனத்தை குறிக்கும் நீங்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்களை குறிக்கும் டெய்லியும் ஒரு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இது அப்புறம் கல்வி அல்லது தினசரி வேலை அப்புறம் உங்களோட அடிப்படை கல்வி படிப்பு உணவுப் பொருட்கள் தாய் அப்புறம் வந்துட்டு வாழ்க்கை துணையின் தொழில் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க இது எல்லாமே நான்காம் பாவம் குறிக்கும் அப்போனா இந்த நான்காம் பாவங்கிற இவ்வளோ விஷயங்களை குறிக்கிறீங்க உங்கள் ராசிக்கு தான் இதை சொல்கிறேன் சரிங்களா உங்கள் மனம் நான்கில் ராகு வரும்போது என்ன மாதிரியான ஈடுபாடுகளை அதாவது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் அதுக்கு ரகம் இருந்தால் அதீத தாக்கத்தை ஏற்படும் உங்கள் ரகமே இல்லைன்னா ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இன்னுமே பலன் குறையும் ராகுங்கிறது என்ன கிரகங்க ராகுங்கிறத வந்து ஆசையை தூண்டும் கிரகம் எதையுமே அதிகப்படுத்தும் கிரகம் அது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி அதாவது ஒரு தண்ணியில் வந்து ஷாக்கை பாய்ச்சினா அப்படி இருக்கும் ஒரு மின்னணு இது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும் பணம் இருந்தால் பணத்தை அதிகப்படுத்தணும் ஒரு அந்த இதில் மோசமான கிரகம்னா அந்த கெட்ட காரகத்துவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் இரண்டுமே சேர்ந்துருக்கா அது இரண்டு காரகத்துவத்தையும் உங்கள் தசாவின் அடிப்படையிலோ லக்கணத்தின் அடிப்படையிலோ அதிகமாக தருவது உங்கள் ஆசையை தூண்டி அதன் மூலமாக நன்மைகளையும் தருவரும் கெட்டதையும் தரும் ஆகும் அப்படின்னா இந்த நான்காம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து ராகு உங்கள் ஆசையை தூண்ட போகிறார் எதன் மூலமாக இப்போ என்னென்னு பார்ப்போம் வீடு வீடு வாங்கிறது வீடு வாங்கலாம் இந்த வீட்டுக்கு இவ்வளோ செலவு செய்யலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வைக்கலாம் இவ்வளோ செலவு செஞ்சால் இவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக வைக்க முடியும் இதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல பேர் வரும் அப்படின்னு இந்த மாதிரியாக உங்களுக்கு ஆசையை தூண்டுவார் இந்த மாதிரி விஷயங்கள் எண்ணங்களை நினைக்க வைப்பார் இந்த மாதிரி வண்டி வாங்கலாம் புதுசாக ஒரு கார் வாங்கலாம் காருக்கு இவ்வளோ செலவு வைக்கலாம் காரம் ஒரு மாற்றலாம் ஒரு சொகுசு கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வைப்பார் அப்புறம் வந்து புதுசாக வந்து ஒரு படிப்பு சா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது ஈடுபடலாம் இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணலாம் இந்த படிப்புக்கு இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்யலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அது மாணவர்களாக இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கொண்டு ஒரு அதீத மாணவர் அதீத ஆர்வத்தை ஏற்படுத்தி வைப்பார் மாணவர்கள் இது ஒவ்வொரு வயதுக்கும் மா மாறுங்க நீங்கள் அந்தந்த வயதுக்கு இது எப்படின்னு நீங்கள் தான் பொருத்திக்கணும் சரிங்களா அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாய் அம்மா வழி உறவினருக்கு அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அவங்களுக்கு வேணாலும் நம்ம செஞ்சாமல் இருப்போம் அவங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு செய் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க அடுத்தது வந்துட்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் கணவனோ மனைவியோ அவர்களோட தொழிலில் குறிக்கிறது நாலாம் பாவம் அப்படின்னா நாலாம் பாவத்தில் ராகுங்க வந்து ஒரு விஷயத்தை வேகமாக செய்ய தூண்டும் கிரகம் இடம் பெயரும் கிரகம் வேற்றுது அதாவது வேறு இடத்துல போய் தொழில் அமையலாம் இல்லை வேறு இடத்துக்கு இந்த வீட்டு இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து புதுசாக தொழில் வர மாதிரி ஒரு வாய்ப்பு வரலாம் இவ்வளோ பாவத்தை இந்த பாவத்து நான்காம் பாவத்தின் மூலமாக நன் நன்மை சார்ந்த விஷயங்களை ஏன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்டிவேட் பண்ணலாம் புதுசாக படிக்க இல்லை வீடு வாங்கிறதுக்கு வீடு மாற்றத்துக்கு இதெல்லாம் தாராளமாக நீங்கள் முயற்சி செஞ்சலாம் முயற்சி செஞ்சால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதன் சார்ந்த விஷயங்கள் இது எப்படி வரும் இதோட அற்புதமான விஷயங்களே ராகு ஒரு விஷயத்த கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு அதிகமான ஆசையை தூண்டிக்கிட்டே இருப்பார் இதே அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும் பாருங்களேன் கேது ஏழாம் பாவத்தில் ராகுவும் கேதுவும் எப்பயுமே ஒன் எயிட்டி டிகிரி ஏன்னா இருக்கும் சரிங்களா இப்படி நேருக்கு நேராக தான் இருக்கும் ஏழாம் பாவத்தில் கேது வந்து தடை விரக்தி வெறுப்பு அந்த விஷயமே வேணாம் அது எனக்கு பிடிக்கவே இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் ஒரு வெறுப்பு இப்படி அந்த மாதிரி விஷயத்தையும் ஏற்படுத்துவார் ஒரு விஷயம் கொடுக்குது ஒரு விஷயம் கெடுக்குது ஒரு எதிர்முனை துருவமே அதனால தான் வாழ்க்கையில் பல நேரங்களில் மக்கள் வந்து இவ்வளோ கிடச்சி கிடச்சிச்சு ஆனால் திடீர்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் ஏற்படும் அப்படிங்கிற இப்போ பார்ப்போம் இப்போ பத்தாம் பாவத்தில் கேது இருக்குது ஆனால் உங்கள் ராசி உங்கள் மனம் மட்டும் பத்தாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வரும் வேலையில் ஒரு விரக்தி ஏற்படும் வேலை பிடிக்கல இப்போ வேலையிலேருந்து மாறிடலாமோ இல்லைன்னா இந்த வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற உணர்வு உங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் இது கண்டிப்பாக ஏற்படும் நான் சொல்ல மாட்டேன் ரா சந்திரன் உங்கள் ராசிக்கு அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் வரும் பத்தாம் பாவத்தில் அப்புறம் பத்தாம் பாவம்னா என்னென்னு பாருங்கள் பத்தாம் பாவம் நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் தினசரி செய்யும் தொழில் தண்டையன் குடும்பம் உங்கள் வாழ்க்கை துணையினோட அம்மா வாழ்க்கை துணையின் அம்மா உங்கள் மாமியார் அவங்களோட வீடு வாகனம் வண்டி இதன் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிடிப்பு இன்மை அறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விஷயத்தை செய்ய தூண்டி அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் அவமானம் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இறஞ்சார்ந்த சார்ந்த விஷயங்களில் பார்த்து நிதானமாக முடிவு இடுங்க மறுபடியும் சொல்கிறேன் இவ்வளோ பலன்கள் இவ்வளோ பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே நடக்குமா நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் இது ஏன் நடக்கலை இது அப்படியே இருந்துச்சு மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ராகுக்கு இது பெத்தம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் உங்களுக்கு ரிசபத்தில் ராகு இருக்குது விருச்சத்தில் கேது வேணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலன் நடக்குங்க நீங்கள் வந்து ஒன்றரை வருடம் பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பிறப்பின் அமைப்பு எப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு ராகுக்கேது பயிற்சி வரும் இந்த டைமில் உங்களுக்கு தசாபுட்டி வரும் இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறப்பீங்க அப்படிங்கிறது ஒரு நான் பல நேரத்தில் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் ராகுக்கேது பயிற்சி வரும் அவங்களுக்கு ராகு டசை ராகுபடி அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் இறம் சார்ந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அனுபவிக்கணும் அவங்க மனைவிக்கும் கேது புத்தி அப்போ தான் ஆரம்பிக்கும் எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ஸ் மாதிரியே நடக்கும் அது பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும் பல நேரங்களில் ஜனனமே அது அப்படி தான் நிர்ணயிக்கப்படுது இது சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ராகுக்கேது பயிற்சி வந்து ஒரு வரையில் சொல்லணும்னா ராகு இருக்கிற எந்த நான்காம் பாவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ அந்த சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க நான்காம் பாவம்னா என்னென்னு நான் உங்களுக்கு முதல்லையே விளக்கிட்டேன் ஒரு தடவை போய் பார்த்துக்குங்க கேது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதன் சார்ந்த விஷயங்களை ஒரு ஆசையை தூண்டுச்சுன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து முடிவெடுங்க அந்த ஒரு உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாகவே ஏற்படுத்தலாம் முக்கியமாக இந்த கிரகம் இருந்து இந்த டிரான்சிஷன் அதன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள் அதுதான் கேது ஏன் அந்த பாவத்துக்கு வருதுன்னா இந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முற்பிறவியில் அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்து முடிக்கலை அதனால் அதற்கான பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆனால் நீங்கள் அனுபவித்து தான் தீரணும் அந்த பலன் எப்படி வரும் அந்த அதை பற்றியும் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக நினச்சிட்டே இருக்கிற மாதிரி தொழிலை பற்றியும் நினைக்கிற மாதிரி அப்பாவோட குடும்பத்தை பற்றியும் நினைக்கிற மாதிரி அப்பா நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களே டெய்லியும் ஒரு வேலை சரி வேலை வந்து ஒரு விரக்தியாகவே போகுது இதன் பத்தாம் ஒரு விரக்தி மனதுக்குள்ளார் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும் அதை எப்படி செய்யலாம்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பணி உதவி இதெல்லாம் செய்யும்பொழுது அதன் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் கேது கேதுவோட தன்மையை உள்வாங்கிட்டிங்கன்னா தொழிலில் வந்து தினமும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் டெய்லியும் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் படிப்பது ஆன்மீகம் சார்ந்த இருப்பவர்களுக்கு உதவி செய்வது ஜோதிடர்களுக்கு இல்லை வந்து ஐயர்கள் இல்லைன்னா கோயிலில் வந்து பூசாரி அவங்களுக்கு இல்லைனா வந்துட்டு கோயிலுக்கு கோயில் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது இல்லை கேது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு முனிவ வந்து வழிப்போக்கர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது உண்டு ஒரு அதன் மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அரண் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் மாட்டிக்கிறீங்க மாட்டிக்கிறீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் சுயஜாரம் பார்க்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மே